Thank you. வாழ்க வளமுடன் நான் வந்து ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு பகவத் ஐயா பற்றி எதுவுமே கேள்விப்பட்டதில்லை ஒரு கன்ஃபியூஷன் என் ஃப்ரெண்டு வந்து என்னுடைய ஹஸ்பண்ட் அண்ட் சொன்னார் அவர் வர வேண்டிய இடத்துல அவர் சொன்னார் நீ போயிட்டு வா சொல்லிவிட்டு என்னை அமிச்சார் அவருக்கு முதல் நன்றி அந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி என்னை வந்து இந்த ஒரு மிஷனோடு என்னை வந்து இணைச்சி வச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்புறமா ஃப்ரெண்டு முக்கனி அவர் வந்து என்னுடைய ஹஸ்பண்டுடைய ஃப்ரெண்டு பட் இப்போ வந்து இங்கே வந்துட்டு நாங்கள் ஒரு ஃபேமிலியாக ஃப்ரெண்ட் ஆகிட்டோம் ஐ எம் ஸோ ஹாப்பி நான் வந்து இங்கே வரும்போது ஒரு கன்ஃபியூஷனோடு வந்தேன் நிறைய தேடுதல் இருந்தது எனக்குள்ளே அது வந்து இங்கே வித்தின் ஒரு டூ டேஸ்லேயே எனக்கு வந்து என்னுடைய உள்ளே இருந்த எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் வந்து பர்ஃபெக்ட் ஆன்சர் எனக்கு கிடை கிடைச்சிது அதுக்கும் ரொம்ப நன்றி ஐயாவை பார்க்கும்போது ரொம்ப பிளிஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக நான் வந்து ஃபீல் பண்ணுறேன் ட்ரெக்கிங் போனது அது ஒரு பெரிய நல்ல அனுபவம் அதுவும் நல்லா என்ஜாய் பண்ணேன் நன்றி இங்கே வந்து வெல்கம்லேருந்து இப்போ வரைக்கும் வந்து ஏதோ நம்ம அம்மா வீட்டுக்கு போனால் எப்படி ஃபீல் பண்ணுவோம் அந்த ஃபீலிங்கோடு இருக்கிறேன் இது இன்னும் நல்ல க்ரோ ஆகணும் அது என்னுடைய வாழ்த்துக்கள் நான் மக்களுக்கும் நிறைய வந்து இதை பற்றி எடுத்துரைப்பேன் நன்றி